அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷீல்டு கவசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு எப்படி கவசத்தை அணிவிச்சுக்கலாம் எதுக்குங்க நம்ம ஷீல்டு போட்டுக்கணும் எதுக்கு கவசம்னு நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரா கிளென்சிங் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆரானா நம்மளோட ஒளி உடலை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சுத்தமாக மட்டும் வச்சுக்கிறது இல்லாமல் ஷீல்டு பாதுகாப்பாக ஒரு கவசம் போட்டுட்டிங்கன்னா எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம ஆறாக்குள்ளேயும் வராது நம்ம ஃபிசிக்கல் பாடியும் வந்து அட்டாக் பண்ணாது நெகட்டிவ் எனர்ஜினா என்ன ஒன்றும் இல்லைங்க நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக போய் மாறுது இப்போது இங்கே இருக்கோம் நம்ம உதாரணத்துக்கு இப்போ நான் சேலத்தில் இருக்கேன் இப்போ சென்னையிலேயோ இல்லை வெளியூர்லேயோ இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி இப்போ நான் இங்கே பேசும்போது தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் என்கிட்ட வரும் நான் இப்போ பேசுகிற அந்த உச்சரிப்புக்கு உண்டான அந்த எனர்ஜியும் போய் அவங்கள தாக்கும் அட்டாக் பண்ணும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி இங்கேருந்து நம்ம அதர் கண்ட்ரிக்கே கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரியிலேருந்து அந்த பொண்ணை பற்றி ஒரு பொண்ணை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னாலும் அது என்னையும் அட்டாக் பண்ணும் அவங்களையும் காயப்படுத்தும் அது வந்து ஒளி உடல் மூலியமாக தான் போகும் அது ஒளி உடலில் போய் அசுத்தமான தன்மை உட்காரும்போது அது வந்து அப்புறம் அதிகமாகி அப்புறம் ஃபிசிக்கல் படிப்பை அட்டாக் பண்ணும் அந்த என்ன சொல்லலாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவோம் அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து நீங்கள் எனர்ஜி பார்க்கணும் ஆறாவை பார்க்கணும்னா சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க கிரில்லன் கேமரா மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும் அந்த ஒளி உடலே உங்களுக்கு தெரியும் இப்போ அது மாதிரி நம்மளுக்கு ஷீல்டு போட்டுக்கிறது அதுக்கு உண்டான டெக்னிக் கவசத்துக்கு உண்டான டெக்னிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஷீல்டு அப்படின்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஒளி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் கண்ணை திறந்தும் நினச்சிக்கலாம் கண்ணை மூடி நினச்சிக்கலாம் உங்களுக்கு இமேஜினேஷன் எப்படி உங்களுக்கு தெரியுதோ அப்படி நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தியானம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் ஓம் சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உட்காந்து கண்ணை திறந்தும் செய்யலாம் கண்ணை மூடியும் செய்யலாம் நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ஒளி உடல் மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கால் பாதம் வரைக்குமே சுற்றி இருக்கிற மாதிரி நல்ல பிரகாசமான அந்த ஒளியை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க இப்போ எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி இப்போ நம்ம இருக்கிறோம் வளர்ந்துட்டோம் இப்போ நம்மளுக்கு அந்த ஷீல்டு அந்த ஒயிட் கலர் அந்த ஒயிட்டை வச்சு நீங்கள் எந்த கலரை பற்றி நான் பேச வரல ஒரு வெள்ளை நிறத்தை பற்றி தான் நான் பேச வரேன் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அந்த ஒளிக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கீங்க ஒன்றும் உட்காந்துருக்க மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கலாம் இல்லை நின்றுட்டு இருக்கிற மாதிரி கூட நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ப்ரொடக்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க ஃபீல் பண்ணிவிட்டு இந்த கவசம் வந்து எனக்கு இது பாதுகாப்பாக இருக்கணும் கடவுளே எனக்கு இந்த கவசம் வந்து பாதுகாக்கவும் பாதுகாப்பாகவும் எனக்கு இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் தாட் ஃபார்ம்ஸும் என்னோடய ஆறாவையும் சக்கராவையும் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வந்து திங்க் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ரோக்ராம் சொல்லிக்கோங்க இதன் மூலிமா எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது இந்த ஷீல்டு வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் நினச்சிங்கன்னா போதும் இந்த ப்ரோக்ராம் இந்த வெள்ளை கலர் வெள்ளை நிறத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒளியை இந்த ஒயிட் ஷீல்டு இது வந்து எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு இருக்கணும் நீங்கள் வேண்டிக்கிறது என்னென்னா கடவுள்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு இருக்கணும் கடவுளே பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீல்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாயிடும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஒரு நிமிஷம் கூட ஒரு இதை நினைக்கும் போது ஒரு செகண்டு கூட நீங்கள் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும் ஏன்னா இது போட்டால் என்ன ஆகும் போடலைன்னா என்ன ஆகும் இதன் மூலிமா என்ன பலன் இப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவாக யோசிச்சா மட்டும்தான் அந்த இமேஜினேஷனுக்கே நீங்கள் உள்ளே வர முடியும் இல்லை நீங்கள் என்ன கற்பனை பண்ணாலுமே அந்த இமேஜினேஷன் உங்களுக்கு வராது கண்டிப்பாக வராது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் பண்ணிக்கோங்க இமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீல்டை வந்து நீங்கள் போடுங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனால் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எமோஷன்ஸ் ஆகுறது சில நெகட்டிவாக பேசுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷீல்டு வந்து உங்களுக்கு நிற்காது அந்த வெள்ளை நிறத்தில் உண்டான அந்த விஷயம் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒளி வந்து உங்களுக்கு நிற்காது டக்குன்னு வந்து உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இது பண்ணிவிட்டு அமைதி தியானமும் பண்ணுங்கள் மன அமைதியாக இருக்கும் எமோஷன் ஆக மாட்டீங்க அதனால தான் இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஷீல்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை அதை பாதுகாப்பாக வைக்க தெரியணும் அதை நம்ம வச்சுக்க தெரியணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்